வணக்கம் இப்போ நாம் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ நமக்கு மே ஃபைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆன செகண்ட் கேண்டிலே பை கால் வந்திருக்கு ஃபோர்டீன் சிக்ஸ் நாட் ஃபைவ்ல ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்துருந்துச்சு ப்ரீவியஸ் டே ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் ஃபோர்டீன் செவன் எயிட்டீனில் அப்போ வந்து செல் கால் ஆக்சுவலி அன்றைக்கி continuous down two hundred points down போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்றைக்கி மே ஃபைவ் ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு கேப் அப்பில் ஓப்பன் ஆன நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக வந்துட்டு அப்படியே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரேடிங் நடந்துச்சு பட் ஒரு டென் பாயிண்ட் தான் ரைஸ் ஆச்சு இப்போ மார்க்கெட் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கீழே தான் போயிட்டுருக்கு fourteen thousand five ninety ninety two இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதாவது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன பாயிண்டில் பண்ணலாம் டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு என்னன்ட்டு கால்ஸ் மாதிரி அப்படியே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் கேண்டில்னுடைய கலரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இது பையிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு டென் ஓ கிளாக் போல் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் வந்து ப்ரெஸ் மீட் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க போல் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி ரொம்ப ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வாலட்டைல் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ எப்பயுமே இந்த மாதிரி டென் ஓ கிளாக் மீட்டிங் எதுவும் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயம்னாலே மார்க்கெட் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஸோ அதுவும் இப்போ ரொம்ப லாக்டவுன் போகிற நேரத்தில் மீட்டிங்னா கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் மூமெண்ட் ரொம்ப இதுவாக இருக்கும் வாலட்டைலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் டென் ஓ கிளாக் வரைக்கும் ட்ரேடிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான் ஸோ அதில் நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதுவும் ஆர்பிஐ ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த மாதிரி நாட்கள் எதுவும் சொன்னாங்கன்னா மெயினாக பேங்க் நிஃப்டிலாம் அன்றைக்கி வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் ஸோ இன்றைக்குமே வந்து ஓப்பனிங்கில் என்ட்ரி கிடச்சனால நாங்கள் என்ட்ரி வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நாட் ஃபைவ்ல நமக்கு பைக்கால் வந்துச்சு செகண்ட் கேண்டில்லே ஆக்சுவலி பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா fourteen thousand six forty one point fifty காட்டுது ஃபஸ்ட் டார்கெட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இது வந்து யார் வேணாலும் ஈஸியாக ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் வரும் அதே செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் வரும் என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் டார்கெட் என்ன ஸ்டாப்லாஸ்னுட்டு கால்ஸும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்படியே ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் ஆகுது மார்க்கெட் சடனாக இப்போ ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா பையிங் பாயிண்டில் இருந்தது fourteen six twenty eight six thirty இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு டார்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் ஓப்பனிங்கில் வந்த பைக்கால் பார்த்திங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ டென் ஓ கிளாக்கே இது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணது நமக்கு ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு ஏன்னா இப்போதைக்கு நம்ம பொஷனை கட் பண்ணிட்டு வெளியே வர்றது தான் நல்லது ஸோ இதுக்கப்புறம் அவங்க மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே கீழேன்னு மாற்றி மாற்றி வாலட்டெல்லாம் மூவ் பண்ணும் எப்பயுமே மார்க்கெட் வந்து ஈக்விட்டி பண்ணையில் ஃபண்டமெண்டலையும் அப்பப்போ அப்சர்வ் பண்ணிக்கணும் ஏன்னா ஃபண்டமெண்டல்ன்றது அது ஒரு தனி கான்செப்ட் அது ஒரு தனி விஷயம் இன்றைக்கி எதுவும் முக்கியமான நியூஸ் இருக்குதுன்னா அந்த நியூஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுருந்துருக்கணும் அப்போ தான் ட்ரேடிங் நல்லா பண்ண முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸாக வந்த செல் கால் நேற்று வந்துச்சு ஃபோர்டீன் செவன் எயிட்டீனில் அது வந்தது நல்ல ஒரு more than hundred and fifty பாயிண்ட்ஸ்க்கு மேலே டவுனு ஆக்சுவலி தொடர்ந்து டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் வந்தது பைக்கால் அது அன்னைக்கு வந்து லெவன் ஓ கிளாக் போல் வந்துச்சு ஃபோர்டீன் செவன் டுவெண்ட்டியில் அது பார்த்திங்கன்னா ஒரு செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ரைஸ் ஆச்சு அதுக்கு ப்ரீவியஸ் ஓப்பனிங் நைன் ஃபார்ட்டிக்கு செல் கால் வந்துச்சு ஃபோர்டீன் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ்ல அது ஃபோர்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் டவுன் வந்து இறங்குச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பை கால் இந்த மாதிரி கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை பையிங் ட்ரெண்ட் பை கால் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கால் வந்து செல்லிங் ட்ரெண்ட் செல் கால் வரும்போது கால் வரும் அடுத்த ட்ரெண்ட் மாறும்போது இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் மாறும்போது உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு கால்ஸ் ரிப்பீட் ஆகாது ஸோ இப்போ பை கால்னால் அடுத்த கால் செல் கால்ன்ற மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ட்ரெண்டு மாறும்போது மட்டும்தான் கால்ஸும் உங்களுக்கு வந்து வரும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இன்ஸ்டால் பண்ணி அதை வச்சு நீங்களே பார்த்து ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்தே கால்ஸ் எடுத்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ இது பார்த்திங்கன்னா Nifty fourteen five hundred call option show பண்ணுறோம் இது வந்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு டூ கேண்டில்ஸ் கழித்து பைக்கால் வந்துச்சு த்ரீ எயிட்டி டூவில் நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஃபோர் நாட் oh சிக்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ இப்படி தான் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணனால ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க தான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஆப்ஷனில் பட் ஆனால் இதே உங்களுக்கு டார்கெட் வேமாக அச்சீவ் பண்ணியிருந்தால் இன்னும் கூட நல்லா வந்து மூமெண்ட்ஸ் வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட கிடச்சிருக்கும் ஆப்ஷனில் டைம் டிகேன்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் வந்து குறைஞ்சிட்டே தான் போகும் அதனால தான் உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து முப்பது பாயிண்ட் மூவ் பண்ணால் இங்கே இருபது பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்லையும் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் ஸோ இது நமக்கு த்ரீ எயிட்டி டூவில் வந்தது ஒரு டென் பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் வந்துட்டு தான் நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே ரைசிங் வந்து நடந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிட்டக்க போயிருக்கு ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இதை பார்த்து ஓனாக ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ